வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்கட் எப்படி பண்ணுறது தான் இது வந்து கோதுமை பிஸ்கட் அதனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க காஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அரை கப் வந்து சீனி அது மிக்சியில் பொடிச்சு சேர்த்துக்கோங்க அரை கப் ஆயில் சேர்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி பிரித்து பாருங்கள் பிரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரவுண்டாக வந்துச்சு அப்படின்னா இது கரெக்டான அளவு இப்போது நான் ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் இது வந்து வீட்டிலையே பண்ண பட்டர் ஷீட் தான் இப்போது இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டி கை விரல் வந்து அதில் பதியும்படி செஞ்சிங்கன்னா அது ஒரு புதுசாக ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் ஒரே அளவாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி மாதிரி எடுத்துட்டு அதில் நல்லா மாவு எடுத்து வச்சுட்டு அந்த அளவில் நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாம் ஒரே அளவாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கை விரலை வந்து அழுத்தி விட்டிங்கன்னா கை தடம் பதியும் பார்க்குறதுக்கு பிஸ்கட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த டிசைன் நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி நான் ஒவ்வொன்றா செஞ்சு வைக்கிறேன் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் பத்து நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணணும் இப்போ ஹீட் பண்ணியாச்சு இப்போ அதில் அந்த பாத்திரத்தை நம்ம வைக்கலாம் பிளேட்டை வைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு கரெக்டாக எனக்கு அரை மணி அரை மணி நேரத்தில் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு நேரம் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ அடுத்து ஒரு நேரம் பாருங்கள் இப்போ லைட்டாக இப்படி ஸ்பூனை வச்சு தள்ளுனா அது கொஞ்சம் மூவ் ஆகணும் அப்படி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது நல்லா வெந்து வந்துடுச்சின்னு அர்த்தம் பார்த்திங்கன்னா லைட்டாக மூவ் ஆகுது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூடு ஆறுற வரைக்கும் அப்படி வச்சுருங்க நல்லா சூடு ஆறின பிறகு நம்ம எடுத்தோம்னா இங்கே பாருங்கள் சூப்பரான பிஸ்கட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஹோம்மேடாக வீட்லேயே பிள்ளைங்களுக்கு வந்து பிஸ்கட் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்